he இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா ரெண்டு வெள்ளப்புறா ஜோடிய ஜொங்கின்னு பறந்தது எப்படி பறந்து ஜொங்கின்னு ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கி ரொம்ப பிறந்தவன் சார் என்னை யாரோ உங்ககிட்ட தப்பு சொல்லியிருக்காங்க சார் சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஆர்ச்சர் பண்ணா ராஸ்கன் ஐயோ லேடி பகர் happy. Cool down, cool down, cool down. பண்ணி பண்ணி சும்மாறா சொட்ட தலையா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சின்ன பிரச்சனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு பத்து பைசா கிட்ட போடா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் வழி அவருங்கடி பீத்து சிரிக்கலாம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா Make sure to leave a like on this video and subscribe to the channel with the notification bell turned on, so you don't miss any of our future videos. Hey! You, you, you! I pull up the idiot of the pull up the ass, ass, ass, ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில போக்கா தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ இந்த எகத்தானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா உன் வேலை என்ன தெரியுமா ஆள் வந்தா விசிலடி அதோட நேற்று அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற ஐயோ ஐயோ என்ன நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் கத்துக்க ஏண்டா படுவா வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க அரண்மனைக்கா எல்லா அவசரத்துக்கு தான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ சார் சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும் பரவாயில்லையா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா என்னையும் அடக்கிட்டீங்க வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா கொழுப்பெடுத்த கோழி பாய் கடை முன்னாடி வந்து பரதநாட்டியம் அண்ணா குருமாதண்டா இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலாம்